வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் ஷார்ட் பார்த்துட்ருக்கோம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைடில் இறங்கிட்டு இருக்கு ஒரு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நோக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுனில் வருது ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ செல் பண்ணலாம் அப்படின்னா என்ன பாயிண்ட்டில் பண்ணலாம் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலான்னு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு மார்க்கெட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கினால நமக்கு கேண்டிலே வந்து முதல் வந்து ரெட் கலரில் ஓப்பன் ஆகுது ஸோ நம்ம வந்து கேண்டில் ரெட் கலரில் வந்தோன்னே பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ஓகே மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு அதாவது செல்லிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அடுத்து இது என்ன பாயிண்ட்டில் செல் பண்ணால் நல்லாயிருக்கும்னு அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக பாருங்கள் ஒரு லைன் போகுது sell at thirty six thousand ஃபார்ட்டியில் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு செல்லிங் பாயிண்ட் வந்திருக்கு கீழே ரெண்டு ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா first target second target line இதில் நம்ம எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா thirty five thousand nine fifty second target பார்த்தீங்கன்னா thirty five thousand eight sixty மேலே இருக்க லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணி நமக்கு கால்ஸ் வரும் இன்றைக்கி நமக்கு ஜென்ரேட்டான ஃபஸ்ட்டு காலே இந்த செல் கால் தான் இன்றைக்கி ஆகஸ்ட் எயிட்டீன்த்தில் இந்த பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆக்சுவலி ப்ரீவியஸ் டேயே வந்து ஜெனரேட் ஆயிருந்துச்சு ஆகஸ்ட் செவன்டீன்த் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜெனரேட் ஆயிருந்துச்சு ஸோ அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஜெனரேட் ஆகிட்டு ஒரு ஒன் ஹாராக பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ரேஞ்சில் தான் போச்சு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ட்ரைஸ் ஆகி டார்கெட்ஸ் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருந்துச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேண்டிலுடைய கலரை வந்து மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் இப்போ பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா க்ரீன் கலர் கேண்டில் ஸ்டார்ட் ஆகும் பையிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டில்ஸ் எல்லாமே க்ரீன்லேயே தான் வரும் ஒன்ஸ் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் கேண்டலுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலருக்கு வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு சார்ட்டை ஓப்பன் பண்ணாலே போதும் இப்போ ட்ரெண்ட் என்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே கேண்டில்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்குன்னா இப்போ செல்லிங் ட்ரெண்டுன்னு தெரிஞ்சிடும் இது என்ன பாயிண்ட்டில் விற்றா நல்லாயிருக்குன்றதுக்கு அதுவே ஒரு சஜஷன் கொடுத்துருது அந்த பாயிண்ட்டில் செல் பண்ணால் போதும் thirty six thousand forty target இது எந்த அளவுக்கு ஒரு ஃபஸ்ட் டார்கெட் எய்ம் பண்ணால் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு thirty five thousand nine fifty வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி எவ்ரி டே டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை வந்து அனலைஸ் பண்ணுது அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு செல் கால் வந்து வந்திருக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆக்சுவலி எக்ஸ்பைரி இன்றைக்கி வெனஸ்டே தான் வெனஸ்டேனாலும் இன்றைக்கி எக்ஸ்பெரி ஏன்னா நாளைக்கு தேர்ஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து லீவ் காண்டி ஸோ அதனால் இன்றைக்கே வந்து இன்றைக்கி ஈக்விட்டி மார்க்கெட் வந்து எக்ஸ்பெரி ஆகுது நாளைக்கு ஈவினிங் ஆனால் ஃபைவ் பிஎம்க்கு கமாடிட்டி மார்க்கெட் மட்டும் இருக்கும் ஸோ கமாடிட்டி ட்ரேடர்ஸ் நாளைக்கு ஈவினிங் ஃபைவ் பிஎம் மேலே பண்ணுறதுனா பண்ணலாம் இல்லை ரெஸ்ட் எடுக்கிறதுனால எடுத்துக்கோங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி மார்க்கெட் இன்றைக்கி எக்ஸ்பெரியன்றனால இன்றைக்கி வாலட்டைல் இருக்கும் மூவ்மெண்ட் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் ஏன் அப்படின்னா லாஸ்ட்டு ஒரு டூ த்ரீ டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மூவ்மெண்ட் இல்லை மார்க்கெட்டில் பெரிய வாலட்டைல் இல்லை நேற்று கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ஓப்பனிங்கில் ஒரு டவுன் வந்துச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இறங்குச்சு டென் மினிட்ஸ் இறங்குச்சு அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு ஒரு டென் ஓ கிளாக் அப்புறம்லாம் ஃபுல் ஸ்லோவாக ஆஃப்டர்நூன் ஒன் தேர்ட்டி வரைக்கும் இருந்துட்டு அந்த ஒன் தேர்ட்டிக்கு தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டே வந்து சேஞ்ச் ஆச்சு பையிங் ட்ரெண்டாக மாறுச்சு அப்போ தான் நமக்கு வந்து இந்த பைக்கால் வந்துச்சு நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி கூட பார்த்தோம் பைக்கால் வந்திருந்ததை அதுவுமே டார்கெட் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ஒன் ஹவர் ஆச்சு ஒன் ஹவர் கழிச்சு தான் வந்து டார்கெட்டே வந்து ஒரு one hour one and half hour கழிச்சு தான் த்ரீ ஓ கிளாக் தான் டார்கெட்டே பிரேக் அவுட் பண்ணுச்சு ஃபஸ்ட் டாரட் அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் செகண்ட் டாரட்லாம் மார்க்கெட்லாம் பிரேக் அவுட் பண்ணுச்சு ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்குது அதுக்கு ரீசனும் இருக்குது ஏன்னா மார்க்கெட் ரொம்ப பீக்கில் இருக்குது ரொம்ப ஹையில் இருக்குன்னு கூட சொல்லலாம் மார்க்கெட் பேங்க் நிஃப்டிலாம் பார்த்திங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் மேலே இருக்குது Nifty already sixteen five hundred தாண்டி போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பீக்கில் இருக்கனால ஏறணும்னு ட்ரை பண்ணுது பட் ஆனால் புது பையர் ஃப்ரெஷ்ஷான பையர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொட்டேஷனுக்கு வரமாட்டாங்க ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி ரொம்ப ஹையில் இருக்குது இதுக்கு மேலே ஏறுமான்னு மக்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது அதனால் ஃப்ரெஷ் வால்யூம்ஸ் வர மாட்டேங்குது அதனால தான் அந்த லெவலில் வந்து மெயின்டைன் ஆகுது பட் சடனாக ஏதாச்சும் பேட் நியூஸ் சின்னதாக பேட் நியூஸ் வந்தால் கூட போதும் நமக்கு மார்க்கெட் டக்குன்னு ஒரு சின்ன ஃப்ளக்சுவேஷனில் இறங்கிட்டு ஏறுறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது ஸோ அதுக்கு மார்க்கெட் கரெக்ஷன் கூட சொல்லுவாங்க பேர் வந்துட்டு ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு நம்ம இப்போ வந்து இன்ட்ராடே பண்ணுறோம் நமக்கு வந்து இன்ட்ராடேல மூவ்மெண்ட் இருந்தாலே போதும் இன்ட்ராடே வால்யூம் இருந்தால் போதும் ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா அஃபெக்ட் ஆகிறனால தான் நமக்கு வந்து இவ்வளோ வந்து இதுவாக இருக்குது ஸ்லோவாக வந்து மூவ்மெண்ட் போயிட்டுருக்கு இன்றைக்கி எக்ஸ்பைரினாலுமே இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி அந்தளவுக்கு எஃபர்ட் இல்லை இப்போ டென் ஃபிஃப்டிக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் மார்க்கெட்டே வந்து மாறுற மாதிரி இருக்குது இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ரேஞ்ச் மாதிரி தான் இருக்குது தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணாலே எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் வந்து மார்க்கெட் நல்லா ஃபாலோ ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது இப்போதைக்கு வந்து தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தான் ஒரு சப்போர்ட்டிவ் ரேஞ்சாக வந்திருக்கும் நீங்கள் இன்றைக்கி மார்க்கெட் ரைஸ் ஆனது கூட பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங் ஆயிருச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இறங்கவே செஞ்சிச்சு மேபி இது ஒரு கூலிங்காக இருந்தால் thirty six thousand break out பண்ணலை அப்படின்னா நமக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிரும் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்டை பிரேக் அவுட் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் நல்லா பெருசாக வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபார்ட்டியில் நமக்கு செல் கால்னு சார்ட் ஜெனரேட் ஆயிருக்கு இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே டெக்னிக்கல் பேஸ்டு தான் உங்களுக்கு கேண்டில்ஸ் அனலைஸ் பண்ணும் கேண்டில்ஸ்னுடைய மூமெண்ட்டை பார்க்கும் பிரேக் அவுட்ஸ் பார்க்கும் இது எல்லாமே கரெக்டாக நடக்குது பிரேக் அவுட்லாம் கரெக்டாக இருக்குது ட்ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வரும் கேண்டிலுடைய கலரும் வந்து சேஞ்ச் ஆனதை இன்டிமேட் பண்ணிடும் ஏன்னா பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம்னு கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்திங்கன்னா அந்த சார்ட்டில் உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ அப்படின்னா இப்போ நமக்கு ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஆப்ஷன்லேயும் ஷோ பண்ணுறோம் ஸோ ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து தெரியும் இது வந்து நீங்கள் ஃப்யூச்சரை பார்த்து இதை வச்சு ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணலாம் இல்லை உங்களுடைய ஓன் ஆப்ஷனில் பண்ணணும் இல்லை இந்த மணி ஆப்ஷன் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டேரக்ட் ஆப்ஷன் அப்ளை பண்ணியும் பண்ணலாம் ஸோ நாங்கள் ஒரு இந்த மணி ஆப்ஷனும் எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஷோ பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும் ஆப்ஷனில் கால் வந்துட்டு அது எவ்வளோ தூரம் ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நமக்கு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபார்ட்டியில் செல் கால் வந்திருக்கு தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ரேஞ்சில் தான் ட்ரேடிங்கே போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம கிடச்சிருக்க அந்த செல் கால் எப்போ டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணதா இல்லை ஸ்டாப் லாஸான்ட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா லெவன் ஃபிஃப்டி ஆகுது நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஒரு ஒன் ஹவர் மேலே ஆயிடுச்சு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஸ்லோவான மூமெண்ட் தான் இப்போ தான் நமக்கு டார்கெட்டை ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணி ஒரு thirty five thousand nine forty ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் கிட்ட ரீச் அவுட் வந்து இப்போ தான் வந்து கொடுத்துருக்கு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபார்ட்டியில் நமக்கு ஜென்ரேட் ஆன செல் கால் இப்போ தான் டார்கெட் ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது இது பார்த்திங்கன்னா bank Nifty weekly option thirty six thousand six hundred put option வந்து பார்க்குறோம் இந்த மணி ஆப்ஷன்கெல்லாம் நல்லா டீப்பாக தான் வந்து பார்ப்போம் ஸோ இந்த மணி ஆப்ஷனில் ஏன்னா ஃபியூச்சர் அளவுக்கு மூவ்மெண்ட் அமௌண்ட் இருக்கணுன்றக்காண்டி இது பார்த்தீங்கன்னா டென் ஃபிஃப்டிக்கு ஃபைவ் நைன்ட்டி ஃபோரில் பை கால் வந்திருக்கு ஃபைவ் நைன்ட்டி ஃபோரில் வந்தது சிக்ஸ் நைன்ட்டியை தாண்டி செவன் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் ட்ரேடிங் வந்து போயிருக்கு ஸோ இப்படி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும் ஃபியூச்சர்னாலும் சரி ஆப்ஷன்னாலும் சரி உங்களுக்கு கால்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஜெனரேட் ஆகும் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சரில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபியூச்சர் பார்த்து ட்ரேட் பண்ணிக்கலாம் ஆப்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அவுட் ஆஃப் த மணி இல்லை அட் த மணி ஆப்ஷன்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ஃபியூச்சரை பார்த்து அதுக்கேற்ற மாதிரியே பண்ணிக்கலாம் அந்த சார்ட்டை பயன்படுத்தி இல்லை டேரெக்ட் ஆப்ஷன் அப்ளை பண்ணணும்னா நாங்கள் இந்த மணி ஆப்ஷன் தான் ரெஃபர் பண்ணுறோம் ஏன்னா கால்ஸ் மேட்ச் ஆகிறது அப்புறம் அந்த மூவ்மெண்ட் வந்து அப்படியே ஃபியூச்சர் அளவுக்கு இருக்கிறது கேண்டில்ஸ்னுடைய மூவ்மெண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மணி ஆப்ஷனில் தான் நல்லா வந்து ஃபியூச்சர் அளவுக்கு இருக்குது ஸோ அதுக்காண்டி தான் இந்த மணி ஆப்ஷன் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போதைக்கு ஃபைவ் நைன்ட்டி ஃபோரில் வந்தது செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஆப்ஷனில் ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ